ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டிஜே மேக்ஸ் வந்திருக்கோம் டிஜே மேக்ஸில் வந்து branded handbags perfumes makeup items lotions எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குது அதுமாதிரி ஹோம் ஐட்டம்ஸும் இருக்குது விசில்ஸ் அந்த மாதிரி ஹோம் அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது ட்ரெஸ்ஸஸும் இருக்குது ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்குது ஸோ ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது அந்தளவு ஒர்த்து இல்லை மீதி எல்லாமே இங்கே வாங்குறதுக்கு ஒர்த்து தான் ஸோ லாண்ட்ரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குது நீங்களும் வந்து பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க Branded bag is $49. இந்த பேக்லாம் பாருங்கள் தேர்ட்டி ஃபோர் டாலர்ஸ் பிராண்டட் பேக்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் $4 ஃபேன்சி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு on the floor. We're going to club now. Earrings are like different, different collections. If you have Five point nine nine, another couple that are like indoor, outdoor. Francis or different uh, hacerlo This one, yes. How much is that? This is There is no discount on this. uh, இங்கே எல்லாமே வந்து ஹேர் பேண்ட் ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது இது ஃபுல் செட் இந்த ரேக் ஃபுல்லாகவே அந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நெயில் பாலிஷ் செட்லாம் வந்து ஃபைவ் டாலர்ஸ் தான் இருக்குது ஃபுல் செட் நெயில் பாலிஷ் இது சொன்னீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் தான் இந்த இது full set six nail polish ten oil polish அந்த மாதிரி இருக்குது எல்லாமே கொஞ்சம் லோ ரேட்டில் தான் போட்டு வச்சுருக்காங்க நார்மல் ரேட் எல்லாமே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே பாருங்கள் மேக்கோட lipstick thirteen point five five original rate இவங்க வந்து செவன் பாயிண்ட் நைன் நைன் தான் போட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது twelve point nine nine dollars original price seventeen dollar so எல்லா மேக்கப் செட்டுமே கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது rate six point nine Let me know when you can look at that. Only ten percent normal வந்து டுவெண்ட்டி டாலர் இங்கே வந்து fourteen point nine nine dollar இங்கே பாருங்கள் பாத் வாஷு ஸ்க்ரப்பு எல்லாமே ரொம்ப கம்மி விலையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் எதாவது வாங்கணுன்னா இங்கே வாங்கலாம் பாருங்கள் four point nine nine honey vanilla almond sugar scrub so எல்லா இதுவுமே லோஷன் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் லோவாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வேணும் செக் பண்ணி பாருங்கள் Revlon hair dryer sixteen point nine nine சரி தான் இங்கே வந்து பார்க்குறது இல்லைங்க four medical set 12.99 neck massage பண்ணுறது 5.99 3.99 Yeah, you're not. I wouldn't have led you back. i would be like. <laughs> facial massage roller. ஃபேஷியல் மசாஜ் ரோலர் லாண்ட்ரி பேஸ்கெட்னா சிக்ஸ்டீன் டாலர்ஸ் ஃபிஃப்டீன் டாலர்ஸ்லாம் இருக்குது இதனாலே நல்ல பெரிய பேகு நைன்டீன் டாலர்ஸ் இது fourteen dollars 79.99 59.99 night dress starting வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ்லேருந்து இருக்குது full set $13 not a lot $19 ഇവിടെ nineteen dollars pant with T shirt Duas rádios. Thank <laughs> you. jewels rack makeup set sila malapas na alam sa pangalaan Oh, From the super twenty dollars, sixteen dollars. jump rope four dollars